அனைவருக்கும் வணக்கம் ஓஎஸ் நாட் நாட் செவன் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்திய தலைப்பு காகம் காகம் என்பது கருமை நிறம் வெளிநாட்டில் காகத்தை ஒரு செல்ல பிராணியாக வளர்த்து வ வளர்த்து வருகிறோம் வெளிநாட்டில் நம் தினந்தோறும் காகத்துக்கு உணவு வைக்கும் காகத்தில் ஒரு கூட்டுராய் உணவும் பழக்கம் உள்ளது காகத் காகம் தினம்தோறும் காலையில் எழுந்து குளித்து சுத்தமாக தன் தொழிலை ஆரம்பிக்கும் காகத்துக்கு இன்னொரு நல்ல பழக்கம் இருக்கிறது சாலையோரத்தில் இறந்து போன தவளை இல் பல வகையான உயிரினங்களை உன்று நம்மளை நோயிலிருந்து காப்பாற்றுவதுதான் காகத்தோடைய வேலையாகும் காகம் என்பது நம் இந்து கடவுளாய் இருக்கும் சனீஸ்வர பகவானின் வாகனமாய் இருந்து நம்மளை காட்டுக்கொண்டு கொண்டு வருகிறது